வணக்கம் இப்போ நம்ம crude oil one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி எயிட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே ஆஃப்டர்நூன் மார்க்கெட் பார்க்குறோம் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் இது ஆட்டோமேட்டிக்காகவே வரும் ஸோ நம்ம எவ்ரிடே வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க நமக்கு கால் வரையில் இந்த மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆயிரும் ஸோ பைட்டனா க்ரீன் கலர் செல்டனா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் இப்போ நமக்கு பைட்டன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது இப்போ நம்ம க்ரூட் ஆயில் பை பண்ணலான்றதுக்காண்டி கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு buy at six five five four அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டோட கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அதே மாதிரி இப்போ ஒரு டார்கெட்ஸ் எதிர்பார்த்தா எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் ஒரு ஃபஸ்ட் ஆர்ட் எங்கே எய்ம் பண்ணலாம் இப்போதைக்கு மூவ்மெண்ட் அப்படின்றது six five seven zero point thirty எயிட்னு வந்திருக்கு அதான் first target second target six five eighty six கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த ஃபஸ்ட் ஆர்டருக்கும் என்ட்ரி பாயிண்ட்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டீன் பாயிண்ட் கிட்டக்க டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்குது ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அதாவது அந்த கேண்டில்ஸ் எந்த சைட் போகுது அந்த கேண்டில்ஸுடைய பிரேக் அவுட்லாம் வச்சுட்டு இதுவே அந்த பிரேக் அவுட் படி நமக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ எவ்ரிடே எப்படி நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்த்துட்டு இருக்கையிலே அதுவே மார்க்கெட் ட்ரெண்ட் ஏற்ற மாதிரி கால்ஸ் கொடுக்கும் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இது நம்ம பா பார்க்குறது வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் பார்க்குறோம் மார்னிங் மார்க்கெட் பார்க்கல இது எப்பவுமே நம்மளுடைய நம்மளுடைய டெய்லி வீடியோஸில் ஆஃப்டர்நூன் மார்க்கெட் தான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா மார்னிங் மார்க்கெட்டில் வால்யூம் ரொம்ப பெருசாக இருக்காது மூவ்மெண்ட் பெருசாக இருக்காது பெருசாக க்ரூட் ஆயில் வந்து மூவ்மெண்ட் இருக்காதனால ட்ரேடிங் எதுவும் பெருசாக நடக்காது அதே இப்போ ஒரு மார்க்கெட் ஃபாரின் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆக ஆக அந்த டயத்தில் ட்ரேட் பண்ணும்போது இப்போ ஒன் ஓ கிளாக் ஒன் தேர்ட்டிக்கெலாம் யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகும் ஸோ அப்படியே மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓப்பன் ஆகிட்டே வரும் ஸோ இந்த டயத்துலலாம் வந்து ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் வால்யூம் நல்லாயிருக்கும் இப்போ கிடைக்கிற என்ட்ரிஸும் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் ட்ரேடிங் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி மாதிரி ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இப்போதைக்கு பைக்கால் அதுக்கடுத்து செல் கால் வரையில் செல் காலும் வந்து காட்டுறோம் இல்லை கால்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாது எப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போ மட்டும்தான் கால் வரும் ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறுனதுனால பைக்கால் வந்துச்சு அடுத்து இப்போ மார்க்கெட் வந்து இறங்குச்சு அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆகும் அது கால் வரும்போதே கேண்டில் வந்து ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க இந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் இல்லை இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபஸ்ட் ஆர்ட்டாக பிரேக் அவுட் வந்து பண்ணுது இந்த சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோன்றது ஒரு ரவுண்டான ரேஞ்சாக இருந்ததுனால நமக்கு மார்க்கெட் அதை பிரேக் அவுட் பண்ணால் லாஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸாக ட்ரை பண்ணி இப்போ தான் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு ஸோ நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்தே அந்த பையிங் ரேஞ்சு கீழே தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரேடிங் போச்சு அதுக்கு அடுத்த ஒரு டென் மினிட்ஸில் தான் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் நமக்கு ஒரு ஒன் ஓ கிளாக் அப்புறம் கிடச்ச பைக்கால் நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி மேலே ஆகுது நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பிரேக் அவுட் பண்ணுது அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் வேகமாக இறங்குது ஸோ மார்க்கெட் சடனாக மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுனால நமக்கு வந்து இப்போ மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி கேண்டில் இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு இப்போ நீங்கள் க்ரூடாயில் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு sell at six five four nine அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் ஸோ இது வந்து உங்களுக்கு கால்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிடைக்கும் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எதிர்பார்த்தா எங்கே எதிர்பார்க்கலாம் ஸோ பைக்காலுக்கு மேலே வந்துச்சு இப்போ செல் காலுக்கு கீழே ஸோ கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல அந்த first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இதில் ஃபஸ்ட் டாரட் ஷோ பண்ணுற six five thirty two point sixty two so six five thirty two வருதா அப்படின்றது தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இது ஒரு செவன்டீன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குங்க இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறுற ஒவ்வொரு தடவையும் நமக்கு பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போதே கிடச்சிருக்க அந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகிறத வெயிட் பண்ணி பா கிடச்ச செல் கால் பார்த்தீங்கன்னா இப்போ டூ டென்க்கு அப்புறம் நல்லா ஒரு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு டூ ஓ கிளாக் வரைக்கும் நமக்கு அந்த செல்லிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போனது ஆஃப்டர் டூ பிஎம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சேல் இறங்கினதில் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு கால்ஸ் வந்து கொடுக்குது உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்க்கும்போது அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ